அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் இருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பணத்தை வசியம் செய்வது எப்படி பணம் தான் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்ளமா இருக்கு எவ்வளவு வந்தாலும் செலவாயிடுதுன்னு நம்ம சொல்றோம் மாசம் இருந்தாலும் சரி ஒரு லட்சம் வந்தாலும் சரி எப்படி போகுதுன்னே தெரியல செலவு கரெக்டா வந்து நின்றுடுது வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்களுக்கு ஆன டிப்ஸ் தான் இது எப்படி வசியப்படுத்துறது அந்த பணத்தை எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படின்றதுக்கான விஷயம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் என்ன பண்ணனா ஒரு நூறு ரூபாய் நோட்டு இல்ல ஐம்பது ரூபாய் நோட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நூறு ரூபாய் தாள் இல்ல ஐம்பது ரூபாய் தாள் எடுத்துக்கோங்க இதுல புணுகுன்னு சொல்லிட்டு கடையில விற்பாங்க புணுகு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புணுகு எடுத்து இந்த நாலு கார்னர்லயும் ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்ல இந்த நாலு கார்னர்லயும் தடவிக்கோங்க நடுவுலையும் தடவிடுங்க புனுக ஜவ்வாது இருந்தாலும் ஜவ்வாது யூஸ் பண்ணிக்கலாம் புனுது இருந்தாலும் புனுது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நாலு கார்னர்லையும் தடவிக்கோங்க நடுவுலையும் தடவிக்கோங்க இதை எடுத்து அப்படியே உங்கள் பர்ஸ்ல வச்சுக்கோங்க இன்னொன்று பீரோவில் ஒரு நோட் வச்சுக்கோங்க செலவு பண்ணாதீங்க அதை செலவு பண்ணாத வச்சுக்கோங்க எப்படி பணம் அதிகரிக்குதுன்னு நீங்களே பாருங்கள் அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் செவன் எயிட் சிக்ஸ் இருக்கணும்னு அவசியமே இல்லை இது மட்டும் செஞ்சு பாருங்க கண்டிப்பா ரிசல்ட் இருக்கு இது பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு டெக்னிக் இது இது செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பா பாருங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்